இன்னைக்கு வந்து நம்ம சித்தூரனுடைய செகண்ட் பேப்பர் ரகுவம்சம் அபிக்ஞாவோட செகண்ட் பேப்பர் ரகுவம்சம்னு ஒரு மகாகாவியம் காளிதாசர் எழுதினது அதனுடைய பன்னெண்டாவது சர்க்கம் தான் நமக்கு வந்து எக்ஸாம்க்கு இருக்கு ஸோ வந்து என்ன அப்படின்னா இன் ஜென்ரல் காவியங்கள் வந்து சம்ஸ்கிருதத்துல எப்படி புரியும் அப்படின்னா காவியம்ங்கிறது ஸ்ரவ்ய காவிய திருஷ்ய காவிய பேதேன்னு விவிதம் ஸ்ரவ்ய காவியம் அப்படிங்கிறது கேட்கிற காவியங்கள் திருஷ்ய காவியம்ங்கிறது பாக்குற விஷயங்கள் அந்த மாதிரி ரெண்டா பிரி இதுல வந்து ஸ்ரவ்ய காவியங்கள் வந்து திருஷ்ய காவியங்கள் வந்து என்ன அப்படின்னா நாடகங்கள் முதலியவைகள் ஏன்னா வந்து நாடகத்தை வந்து you can present it on a stage அதாவது நாடகத்துல பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த கவி எப்படி எழுதியிருக்காரோ அதே ஃபார்மேட்ல அவ வந்து ஸ்டேஜ்ல பிரசன்ட் பண்ணுவா அதனால அதுக்கு வந்து திருஷ்ய காவியங்களை வந்து என்ன சொல் எது வந்து திருஷ்ய காவியங்கள் அப்படின்னா நாட்டகம் முதலியவைகள் வந்து அந்த நாட்டகம் நாட்டகத்துக்கு வந்து ரூபகம்னு சொல்லுவா அந்த ரூபகம் பத்து விதம் அதுக்குள்ளதான் நம்ம போக வேண்டாம் சோ நாட்டகங்கள் இன்ற ஜென்ரல் எதுக்குள்ள வரும் அப்படின்னா திருஷ்ய காவியங்களுக்குள்ள வருதுதான் நாட்டகங்கள் மகாகாவியம் வந்து எதுக்குள்ள காவியங்கள் எதுக்குள்ள இது அந்தர்பாவம் ஆறுது அப்படின்னா ஸ்ரவ்ய காவியேஷம் அந்தர்பவதி கேட்கிற காவியங்கள் இல்லைன்னா படிக்கிற காவியங்கள் நிறைய காவியங்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல வந்து இவ்வளவுதான் காவியம்ங்கிறது இல்ல நிறைய காவியங்கள் இருக்கு காவியம்னா இன் ஜென்ரல் வந்து உங்களுக்கு பத்தியங்கள் பொயட்ரிஸ் அப்படி வச்சுக்கோங்க இதுல வந்து அப்புறம் இந்த கத்திய காவியம் இருக்கு அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறது இல்ல சோ இப்ப இந்த காவியங்கள்ல சம்ஸ்கிருதத்துல வந்து மகா காவியானி இது பிரசித்தானி அஞ்சு காவியங்கள் எது அப்படின்னா ரகுவம்சம் குமார சம்பவம் சிசுபாலவதம் கிரார்த்தார்ஜுனியம் நைஷதிய சரித்தம்னு அஞ்சு மகாகாவியம் நிறைய காவியங்கள் இருக்கு அதுல மகாகாவியம் மகாகாவியங்களும் நிறைய இருக்கு அதுல பஞ்ச மகாகாவியம்னு ரொம்ப பிரசித்தியாக எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்டவைகள் இந்த அஞ்சு அதுல ரகுவம்சம் குமார சம்பவம் அப்படிங்கிற ரெண்டு காவியத்தை எழுதினவர் மகாகவி காளிதாசர் கவி மாதர்னு ஒரு கவி இருக்கார் அவர் வந்து சிசுபாலவதம்னு மகாபாரதத்தை பேஸ் பண்ண ஒரு காவியம் பாரவி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கவி அவர் வந்து கிராதார்ஜுனியம் கிராத்தன்னா ஹண்டர்னு இருக்கும் வேடன் அர்ஜுனன்னா அர்ஜுனியம் அப்படிங்கிறது அர்ஜுனன் கிராத்தனும் அர்ஜுனரையும் பத்தி எழுதின ஒரு காவியம் கிராத்த அர்ஜுனியம் அதுவும் மகாபாரத பேச பண்ணியிருக்கோம் ஸ்ரீ ஹர்ஷர்னு ஒரு மகாகவி அவர் வந்து நைஷதீய சரித்தம்னுட்டு நலதமயந்தியினுடைய கதை அதனுடைய இதுவும் வந்து பிளாட்டும் வந்து மகாபாரதத்துல இருந்து எடுக்கப்பட்டது சோ இந்த அஞ்சு காவியங்கள் தான் வந்து மகாகாவியங்கள்னு எல்லாராலையும் போற்ற தகுந்தமான ஒரு அஞ்சு காவியம் இதுதான் இதுதான் எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட சோ இதுல வந்து இந்த கவி மாகரா இருக்கட்டும் பாரதியா இருக்கட்டும் ஸ்ரீ ஹர்ஷரா இருக்கட்டும் அவனுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கே is very difficult to comprehend very difficult to understand அவ அவ வந்து the usage of verbs the usage of words Naishadha காவியம்லாம் வந்து இட் இஸ் அ சாஸ்திர காவியம்னுவான் அந்த மாதிரி உபரிஷத்துல இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் சொல்லி எழுதப்பட்ட ஒரு ரொம்ப the most difficult among the five to அண்டர்ஸ்டாண்டே வந்து உங்களுக்கு வைஷதிய சரிதம் தான் கிராத்தா ஜூனியம் சிசுபாலவதம் இது ரெண்டுமும் கொஞ்சம் கஷ்டம் இதுல வந்து காளிதாசரனுடைய ஸ்டைல் அந்த சைலி பார்த்தேன்னா it is very easy to understand அவர் அவர் முக்காவாசி ஸ்லோகங்கள் வந்து அனுஷ்டுப் மீட்டர்ல எழுதியிருப்பார் அதாவது எட்டு எட்டு பதினாறு அக்ஷரங்களை வச்சு உங்களுக்கு வந்து ஸ்லோகங்களை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பார் அந்த ஸ்லோகங்கள்ல வந்து பெரிய பெரிய விஷயங்களை ஒரு சிமிலி உபமான்னு சொல்லுவா அலங்காரத்துல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல அந்த உபமா மூலமா நமக்கு வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் அவருடைய படைப்புகள் எல்லாத்துலயும் காளிதாசர் பார்த்தேன்னா ரெண்டு மகாகாவியம் எழுதியிருக்கார் ரெண்டு கண்ட காவியம் எழுதியிருக்கார் அதாவது மகாகாவியம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு அதனுடைய லட்சணம் நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டகாவியம் ரெண்டு எழுதியிருக்கார் ரித்துசம்ஹாரம் மேகதூதம்னு ரெண்டு கண்டகாவியங்களும் உங்களுக்கு வந்து ஸ்லோக ரூபமா தான் இருக்கும் but it will not be as big or has huge as மகாகாவியங்கள் அண்ட் மூணு நாடகம் எழுதியிருக்கார் அபிஜான சாகுந்தலம் மாலவிகாக்னிமித்திரம் விக்ரமோர் விஷயம் மூணு டிராமா மூணு ரெண்டு மகாகாவியம் ரெண்டு கண்டகாவியம் இதுதான் காளிதாசர் எழுதியிருக்கான்னு சொல்றா இதை தவிர ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கா அண்ட் சம்ஸ்கிருத கவிகளனுடைய ஒரு ஒரு இதுவே என்ன அப்படின்னா அவ தன்னை பத்தியோ தா இருந்த எராவை பத்தியோ அவளுடைய ஒர்க்ல தே ஹவ் நெவர் மென்ஷன்டு அதனாலேயே நமக்கு வந்து இன்னும் வந்து டிபேட்ல இருக்கு the date of Kalidasa Kalidasa வந்து எப்போ இருந்தார் பிசில இருந்தாரா ஏடியில இருந்தாரா எந்த பிசில இருந்தார் அப்படிங்கிறத அவருடைய ஒர்க்கை வச்சு அண்ட் அவர் இன்கேஸ் அவருக்கு முன்னாடி இருந்தவாளை பத்தி ஏதாவது அவரோட ஒர்க்ல மென்ஷன் பண்ணியிருந்தா அவர் இந்த கவிக்கு அப்புறம் வந்தார் அப்படின்னு ஒரு குரோனாலஜிக்கலி ஃப்ரேம் பண்ண முடியறதே வழிய எக்ஸாக்டா அவருடைய டேட்டா கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சரியா சோ இதுதான் காவியங்களை பத்தி மேலும் என்ன அப்படின்னா ஒரு மகா காவியம் காவியம்ங்கிறது எப்படி எழுதணும் எப்படி வேணா எழுதலாமா அப்படின்னா தேர் ஆர் ரூல்ஸ் தண்டிங்கிறவர் நிறைய பேர் சொல்லியிருக்கார் தண்டிங்கிறவர் அவருடைய காவியாதர்ஷம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல வந்து மகாகாவியம்ங்கிறதுக்கு ஒரு லட்சணம் கொடுத்திருக்காரு அது ஒரு பெருசா போகும் நான் ஜஸ்ட் ஒரு ஸ்லோகம் மாத்திரம் சொல்றேன் சர்க்கபந்தோ மகாகாவியம் உச்சதேதஸ்ய லட்சணம் ஆஷிஹி நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசோ வாபி தன்முகம் அதாவது ஒரு மகாகாவியம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா சர்க்கபந்தகா சர்க்கம்னா சாப்டர் கேண்டோஸ்ன்னு சொல்லுவா கேண்டோஸா பிரிக்கப்படணும் நீங்க மாட்டு வஜ வஜ வஜ வஜன்னு ஆயிரம் ஸ்லோகத்தையும் அப்படியே எழுதின்னு போக மாட்டான் ஒரு ஒரு சர்க்கத்துல வந்து எவ்வளவு ஸ்லோகங்கள் வேணா இருக்கலாம் இப்ப நைசா எல்லாம் எடுத்துட்டேன்னா இருநூத்தி இருபது ஸ்லோகம்லாம் இருக்கு ஒரு சர்க்கத்துல இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு சர்க்கத்துல சில பேர் வந்து எழுபத்தஞ்சு ஸ்லோகம் நாற்பத்தஞ்சு காளிதாசனுடைய குமார சம்பவம் பார்த்தேன்னா நாற்பத்தஞ்சு ஸ்லோகம் ஐம்பத்தி ரெண்டு ஸ்லோகம் தான் ஃபர்ஸ்ட் கேண்டோல சர்க்க சர்க்கத்துல அந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கமா சர்க்கம்ங்கிறது நீங்க சாப்டர்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா கேண்டோன்னு வச்சுக்கலாம் நாடகத்துல சொல்லும்பொழுது அதே சாப்டருக்கு அங்கம்னு சொல்லுவான் காவியத்துல சொல்லும்பொழுது அதுக்கு பேர் சர்க்கஹான்னு சொல்லுவான் அதுக்குதான் நீங்க வந்து நம்மளுடைய சித்தூர் புக்க பார்த்தீங்கன்னா ரகுவம்சா துவாதச சர்க்கா அப்படின்னு போட்டிருக்கோம் துவாதசகா அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டாவது சர்க்கம் சோ சர்க்கபந்தகா சர்க்கத்தினால ஸ்பிளிட் ஆயிருக்கோம் மகாகாவியம் உச்சதே தசிய லட்சணம் என்ன அப்படின்னா ஆஷீஹி நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசோவாபி தன்முகம் ஃபர்ஸ்ட் தன்முகம் அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மங்கள ரூபமாக இருக்கணும் அது வந்து அந்த மங்களம்ங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆஷீர் ரூபமாக இருக்கலாம் சுவாமி வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த கவி எழுதலாம் இப்படிப்பட்ட பரமேஸ்வரன் என்னை அனுகிரகம் செய்யட்டும் அப்படின்னு எழுதுவார் இல்லைன்னா நமஸ்கிரியா நான் இப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்றேன் இப்படிப்பட்ட சரஸ்வதியை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு எழுதுவா இல்லையா ஆஷீர் நமஸ்கிரியாக்கு வந்து ஜஸ்ட் அதான்னு ஒரு பதத்தை போடுவா ஸ்ரீன்னு ஒரு பதத்தை போட்டிருப்பா அந்த ஸ்ரீனாலேயே ஒரு வச்சனம் மாதிரி வரும் இது ரெண்டுத்த தவிர வஸ்து வஸ்துனா பிளாட் அந்த பிளாட் ஆஃப் த ஒர்க் அந்த பிளாட் ஆஃப் த மகாகாவியம் என்ன சொல்ல வர போறார் அந்த மகாகாவியத்துலங்கிறத அந்த முதல் ஸ்லோகத்துல சில கவிகள் பண்ணிருப்பான் சில கவிகள் முதல் ஸ்லோகத்துல வந்து நமஸ்கார ரூபம் ஆசீர் ரூபமா ஸ்லோகம் எழுதிட்டு ரெண்டாவதுல சொல்லியிருக்கலாம் இது வந்து இந்த பேட்டர்ன் மாறும் ஆக மொத்தம் அந்த மங்களம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இந்த மகாகாவிய லட்சணம்ங்கிறது ஒரு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு சோ இத மெயினா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இத வந்து சர்க்கம் சர்க்கமா பிரிச்சு எழுதுவா ஒவ்வொரு சர்க்க சர்க்கத்திலயும் குறிப்பிட்ட அளவுக்கு இவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கும் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா மங்களம்ங்கிறது முதல் ஸ்லோகத்துல எல்லா கவிகளும் பண்ணுவா ஏன் அப்படின்னா விக்னத்தை வாரணம் பண்றதுக்கு மங்களம் எல்லா கவிகளும் எழுதுவான் அந்த அந்த அந்த புக்கு வந்து அந்த புஸ்தகமானது அவ எழுதுற கிரந்தமானது விக்னம் இல்லாம முடியணுங்கிறதுக்கோசரம் அந்த அந்த மங்கள ஸ்லோகத்தை எழுதாம எந்த கவியும் பண்ண மாட்டான் ஏன்னா மங்களம் இருந்தா சமாப்தி இருக்கும் மங்களம் இல்லைன்னா சமாப்தி இருக்காதுங்கிறது ஒரு ஒரு ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் சரியா மங்களம் இருந்து சில புஸ்தகங்கள்ல சமாப்தி இல்லாம இருந்திருக்கு அதுக்கு என்ன அதுக்கு என்ன பிராயசித்தம் என்ன பதில் சொல்லுவா அப்படின்னா அந்த அந்த அளவுக்கு ஒரு பலவத்தான ஒரு விக்னம் இருந்திருக்கு அவளுக்கு அந்த அளவுக்கு அவ மங்களம் பண்ணல எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு தடவை படிச்சா போறோம் ஒரு குழந்தை பத்து தடவை படிச்சாதான் மண்டையில ஏறும் சோ அந்த மாதிரி அதுக்கு ஏத்த அந்தந்த லெவலுக்கு கிரடேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம் இல்லையா அதே மாதிரி மங்களம்ங்கிறது ரொம்ப மஸ்ட் ஒரு டெக்ஸ்டுக்கு இப்ப இந்த ரகுவம்ச மகாகாவியம் நம்ம படிக்க போற காவியம் வந்து பத்தொன்பது சர்க்கம் இது வந்து எதை பேஸ் பண்ணின ஒரு இதுனா ராமாயண கதா ஆதாரித்தம்னு நான் போட்டிருக்கேன் ராமாயணத்துல ராமரனுடைய கதை தான் வால்மீகி எழுதியிருக்கார் இதுல வந்து அந்த ரகுவம்சத்துல பிறந்த அத்தனை ராஜாக்கள் அத்தனை ராஜாக்கள் இல்ல நடுவுல நிறைய ராஜாக்களை விட்டுருக்கார் இவர் திலீபன்ல இருந்து ஆரம்பிச்சு அஜன் ரகு அஜன் அஜனுக்கு அப்புறம் தசரதன் தசரதனுக்கு அப்புறம் ராமர் ராமருக்கு அப்புறம் லவகுஷா அப்படி போறது ரகுவம்சத்தினுடைய கதை எதுக்கு இது ரகுவம்சம் அப்படின்னா அந்த ரேஸ்ல வந்த ராஜாக்கள்லயே ரகுங்கிற ராஜா தான் ரொம்ப ஒரு வசதியான ஒரு ராஜாவா இருந்தார் அதனால அவரை வச்சுண்டு அந்த வம்சத்துக்கு ரகுவோ வம்சகா ரகு வம்சகான்னு போட்டான் சோ இதுல வந்து ராஜா திலீபாத்து ஆரப் ஆரம்பிய சர்வே ரகுவம்ச ஜாத்தானு மகாராஜான்னு அதிகிருத்திய இதம் காவியம் சோ வந்து திலீபன்கிற ஒரு ராஜால ஆரம்பிச்சு எல்லா ரகுவம்சத்துல அந்த வம்சத்துல பிறந்த அத்தனை ராஜாக்களை பத்தியும் அத்தனை ராஜாக்கள் எல்லாம் நடனோட விட்டுருக்கார் சோ அத பத்தி இம்பார்ட்டண்டா ஹைலைட் பண்ற ராஜாக்களை பத்தி எழுதியிருக்கிற ஒரு காவியம் தான் இது ரகுவம்ச மகாகாவியம் இந்த ரகுவம்ச மகாகாவியத்துல நம்மளுடைய இந்த சித்தூர் பரீட்சைக்கு வந்து பிரிஸ்கிரைப் சாப்டர் எதுன்னா பன்னெண்டாவது சர்க்கம் சரியா பிரஸ்துதே துவாதச சர்க்கே இதுல வந்து எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்குன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் நூத்தி நாலு ஸ்லோகங்கள் இருக்கு இந்த நம்ம படிக்க போற பன்னெண்டாவது சர்க்கத்துல மேலும் இந்த பன்னெண்டாவது சர்க்கமானது எந்த கதையில இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா ராமர் பிறக்கிற கதையில இருந்து இல்ல ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் கட்டுற கதையில இருந்து ஆரம்பிச்சு ஃபுல் ராமாயண கதை போகிறது அதை எப்படி போறதுங்கிறது நம்ம படிக்கும் போது பார்க்கலாம் இதுதான் நமக்கு இன்னைக்கு இப்ப படிக்க போற இந்த சிலபஸ்க்கு படிக்க போற விஷயம் இதுல வந்து ஜென்ரலி நான் வந்து உங்களுக்கு ராமகதா படிக்கும் போதே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு காவியம் எந்த ஒரு நாட்டகம் எந்த ஒரு புஸ்தகம் படிக்கும் போதும் நம்ம நம்மளா சொல்லிக்கிற சில மங்கள ஸ்லோகங்கள் வேற கவி வந்து எந்த எதை வந்து மங்கள ஸ்லோகமா எழுதியிருக்காரோ அந்த மங்கள ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிட்டு தான் நம்ம வந்து மேல வந்து படிக்கணும் அப்படி பார்த்தேன்னா இந்த ரகுவம்சத்தினுடைய மங்கள ஸ்லோகம் என்ன அப்படின்னா வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் ஆஹ் இது வந்து என்ன அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரன் ஈஸ்வரன் பார்வதி இவா ரெண்டு பேருக்கும் நமஸ்காரத்தை குறிச்சி சோ நான் சொன்னேனோனோ சர்பந்தோ மகாகாவியம் உச்சதே தசிய லட்சணம் ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேஷோ வாபி தன்முகம் இல்லையா சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜகதா பித்தரவு வந்தே அகம் வந்தே சோ வந்து இது வந்து நமஸ்கார ரூபமான ஒரு மங்கள ஸ்லோகம் புரிஞ்சுக்கோங்க அகம் வந்தே அகம் பித்தரவு ஜகதா பித்தரவு யார் அந்த பித்தரவு அப்பா அம்மா யார் இந்த உலகத்துக்கு அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரவு பார்வதியும் பரமேஸ்வரன் அவ ரெண்டு பேரும் இந்த உலகத்துக்கு அப்பா தாய் தந்தையாக இருக்கின்ற அந்த பார்வதி பரமேஸ்வரனை அகம் வந்தே அவ எப்படி அப்படின்னா எப்படி இருக்கா ரெண்டு பேரும் அப்படின்னா வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே வாக்கு அர்த்தம் ஒரு சப்தமும் அர்த்தமும் எப்படி சேர்ந்து இருக்குமோ அர்த்தம் இல்லாம ஒரு சப்தம் இருக்காது அர்த்தம் இல்லாம ஒரு சப்த பிரயோகம் நம்ம எப்பவுமே பண்ண மாட்டோம் சோ சப்தமும் அர்த்தமும் எப்படி சேர்ந்து இருக்குமோ அது போல இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரவ் ஜெகத பிதரவ் அகம் வந்தேன் மேலும் அவ எப்படி இருக்கா வாகர்த்த பிரதி எதுக்கோசரம் நான் வந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்றேன் வாகர்த்தாவிவ சம்பிருப்தோ அவ ரெண்டு பேரும் வாக்கும் அர்த்தம் போல சேர்ந்து இருக்கின்ற அந்த பார்வதி பரமேஸ்வரனுக்கு நான் நமஸ்காரத்தை பண்றேன் எதுக்கோசரம் நான் பண்றேன் தெரிஞ்ச அ பர்பஸ் ஏதோ நான் ஒரு பர்பஸ் சால்வ் அர்த்தம் கொடுத்து நான் பண்றேன் அப்படின்னா வாகு அர்த்த பிரதிபத்தையே அந்த வாக்கும் சப்தமும் அர்த்தம் அது ரெண்டுத்தினுடைய பிரதிபத்தி அது ரெண்டுத்தினுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கோசரம் நான் வந்து அவ ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றா எதுக்கு வந்து வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் அதனுடைய ஒரு ஒரு இதுக்கோசரம் அண்டர்ஸ்டாண்டிங் கோசரம் நான் சரஸ்வதிய பண்ணாம எதுக்கு மகேஸ்வரனையும் பார்வதியும் பண்றேன் அப்படின்னா சப்தஜாத்தம் ஜாத்தம் அசேஷந்து எனக்கு தக்க ஸ்லோகம் ஞாபகம் வரல எல்லா சப்தங்களுக்கும் அதிபதி வந்து பரமேஸ்வரன் எல்லா அர்த்தத்துக்கும் வந்து அதிபதி யாருன்னா பார்வதி அப்படின்னு சம் வாயவிய சம்ஹிதாவும் இது ஒரு சம்ஹிதையில இருக்கு சோ அதுல இருக்க அந்த அந்த ஒரு காரணத்தினால அதை தெரிஞ்சின்ற காளிதாசன் சப்தத்துக்கு அதிபதியான அந்த பரமேஸ்வரனையும் அர்த்தத்துக்கு அதிபதியான அந்த பார்வதியையும் வாக்கு அர்த்தம் போல சேர்ந்து இருக்கின்ற அவ ரெண்டு பேரை அந்த வாக்கு அர்த்தத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கோசரம் நமஸ்காரத்தை பண்ற சோ இது வந்து ஒரு நமஸ்கார ரூபமான ஒரு மங்கள ஸ்லோகம் ஆஹ் சோ இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போற ரகுவம்ச துவாதச துவாதச சர்க்கா பன்னெண்டாவது சர்க்கம் நம்ம பரீட்சைக்கு அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அதாவது இங்க கான்டெக்ட் என்ன அப்படின்னா ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருகுணன் எல்லாம் பிறந்தாச்சு அவ வந்து ஒரு யவன அவஸ்தைக்கு வந்தாச்சு அவளுக்கு வந்து கல்யாணமும் ஆயாச்சு இப்ப வந்து அவருக்கு அவளுக்கு வந்து பட்டாபிஷேகம் கட் ராமருக்கு பட்டாபிஷேகம் கட்டுறதா பிளானு அதுதான் இங்க கான்டெக்ட் அதுல இருந்துதான் பன்னெண்டாவது சர்க்கம் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நிர்விஷ்ட விஷய ஸ்னேக சக தசாந்தம் உபேயுவான் ஆசீது ஆசன்ன நிர்வாணக பிரதீபார்ச்சிரிவ உஷசி அதாவது இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா சகாங்கிறது இங்க தசரதருக்கு போறது தசரதகான்னு சொல்லல நம்ம முந்தின சர்க்கத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் அதை பதி பதினோராவது சர்க்கம் முடியும் பொழுது தசரதரனுடைய பேர் அந்த கடைசி ஸ்லோகத்துல கொடுத்திருக்கலாம் சோ அந்த சகாங்கிறது அந்த தசரதனுக்கு போறது அந்த தசரதன் ஆனவர் உலகத்துல இருக்கிற அந்த விஷய ஸ்னேகங்கள் விஷயத்துல இருக்கிற ஈடுபாடு அதெல்லாம் முடிஞ்சவராக தச ஆந்த தசாந்தம் உபேயுவான் தச அப்படின்னா நிலைமைன்னு அர்த்தம் அதாவது come to the last stage of his life அப்படின்னா அவர் வந்து ஓல்ட் ஏஜ அடங்கி அடைஞ்சு விட்டார் சோ இனிமே என்ன அப்படின்னா அவருக்கு வந்து உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்திலயும் இருக்கிற ஒரு பிரீத்தி ஒரு ஸ்னேகம் எல்லாமே வந்து குறைஞ்சுடுத்து அவர் வந்து என்ன அப்படின்னா ஆசீது ஆசன்ன நிர்வாணக சோ வந்து என்ன அப்படின்னா அவருக்கு ஆசன்ன மோட்ச காலக இனிமே பைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுனால வார்த்தக்கிய அவஸ்தைக்கு வந்ததுனால அவர் வந்து மோட்சத்தை குறிச்சு வந்து இனிமே பிரயத்தனம் பண்ணுவாரே தவிர ராஜ்யத்தை ஆள மாட்டார் அந்த மாதிரி கடைசி நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த தசரதனானவர் எது போல இருக்காருன்னு ஒரு சிமிலி கொடுக்குறாரு உபமா கொடுக்குறாரு உபமாங்கிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சம்ஸ்கிருதத்துல நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு வரும் இந்த இடத்துல உபமாங்கிறது கம்பாரிசன் சிமிலி இது போல அதுன்னு சொன்னா அது உபமா சரியா எது போல அப்படின்னா ஒரு விளக்க வந்து நம்ம ஏத்தி வைக்கிறோம் அந்த விளக்க திரி போட்டு ஏத்துறோம் அந்த விளக்கு வந்து நைட்டு பூரா எரிஞ்சுட்டும் கார்த்தால உஷசி பிரபாத்தே காலை வேளையில அந்த பிரதீபம்னா தீபம் அதனுடைய அச்சினா ஒளி அந்த ஒளியானது எப்படி வந்து அடங்கி விடுமோ அது போல இந்த தசரதனானவன் தான் வச்சுட்டு இருக்கிற அந்த விஷயங்கள்ல லௌகிக்க இந்த மெட்டீரியல் பிளஷர்ஸ் ஆர் இந்த லோகத்துல இருக்கிற ஹாப்பினஸ் அது எல்லாத்துலயும் அந்த விஷயங்கள்ல இருக்கிற ஸ்னேகமானது நிர்விஷ்டகா அவருக்கு அப்படிப்பட்ட அந்த தசரதரானவர் தசாந்தம் உபேயுவான் தசான நிலைமை நிலைமையினுடைய அந்தம்னா எண்டு அதை அடைந்தார் சக உபேயுவான் அவர் அடைந்தார் அடைந்தாருங்கிறது உபபுக்தவான்னு அர்த்தம் அவர் விஷயபோகங்களை உபபோ அனுபவித்து விட்டு அந்த தசையினுடைய எண்டை அடைந்தார் எப்படிப்பட்ட அவர் அப்படிங்கிறதுக்கு நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா இதெல்லாம் இதனுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இது வந்து பதச்சேதம் பார்த்தேன்னா நிர்விஷ்ட விஷய ஸ்னேக மூணு பதம் இருக்கு சக தச அந்தம் உபேயிவான் ஆசீத்து ஆசன்ன நிர்வாணகா ஆசீத்து ஆசன்ன நிர்வாணகாங்கிற இடத்துலயும் உங்களுக்கு மூணு பதம் இருக்கு பிரதீபார்ச்சிஹி இவ உஷசிங்கிற இடத்துல பிரதீப அர்ச்சிஹி இவ உஷசி நான் இங்க எல்லாமே டைப் அடிச்சிருக்கேன் நீங்க ஸ்கிரீனை பாத்துக்கலாம் இதனோட அன்வயம் பார்த்தேன்னா நிர்விஷ்ட விஷய ஸ்னேக தசாந்தம் உபேயிவான் சக தசரத உஷசி பிரதீப அர்ச்சிஹி இவ ஆசன்ன நிர்வாணக ஆசீத்து சோ வந்து என்ன அப்படின்னா நிர்விஷ்ட விஷய ஸ்னேகம் விஷய ஸ்னேக அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லா சமாசங்கள் இங்க விக்கிர வாக்கியம் சொல்லணும் விஷய ஸ்னேக அப்படின்னா விஷயத்தில் ஈடுபாடுன்னு அர்த்தம் விஷயத்தில்னு சொல்லும் போது நம்ம எத்தனாவது விபக்தி யூஸ் பண்ணுவோம் யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க விஷயேஷு सप्तमी विभक्ति विषयेषु न சப்தமி सामि- விபக்தி சப்தமி விபக்தி விஷயேஷு ஸ்நேக ம். விஷயங்களில் ஈடுபாடு சோ அந்த நிர்விஷ்டகனா போக்கடிக்கப்பட்டன்னு அர்த்தம் அதாவது ஹம், அனுபவிக்கப்பட்ட விஷயேஷு ஸ்நேக ஏன சக இல்லைன்னா எஸ்ய சக இந்த அனுபவிக்கப்பட்ட விஷயங்களிடத்தில் இருக்கின்ற சிநேகமானது எவராலோ அவர் அப்படின்னு இந்த சகாக்கு அப்ஜெக்டிவா போறது சக தசரதா நிர்விஷ்ட விஷய ஸ்நேகா அனுபவிக்கப்பட்ட விஷயங்களிடத்தில் இருக்கின்ற ஸ்னேகத்தோடு இருக்கின்ற சக தசரதா தச அந்தம் உபெய்வான் ச என்ன சக தசாந்தம் உபெய்வான் தசா தசான நிலைமை என்ன நிலைமை தச நிலைமையினுடைய அதாவது பால்யம் பால்யாவஸ்தா யௌவனாவஸ்த உங்களுக்கு வந்து குமார கௌமாரியம் யௌவனம் கடைசியில வார்த்தக்கியம் சோ அப்படிப்பட்ட தசாந்தம் உபெய்வான் தசையினுடைய எண்டை பிராப்தவான் அடைந்தவனான சக தசரதா என்ன பண்ணார் அப்படின்னா ஆசீத்து அவர் வந்து எது போல அடைந்தார் அப்படின்னா உஷசி பிரதீபார்ச்சிகி இவ ஆசன்ன நிர்வாணக ஆசீத்து உஷசி அப்படின்னா காலை வேளையில் சப்தமியில இருக்கு பிரதீபார்ச்சிகி இவ பிரதீபம்னா தீபம் தீபத்துல இருக்கிற அர்ச்சிகி அர்ச்சிகி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஒளி சுடர் அது போல ஆசன்ன நிர்வாணக எப்படி வந்து நைட்டுல ஏத்துற தீபமானது ராத்திரியில ஏத்துற தீபமானது பகல்ல வந்து அப்படியே அடங்கிடுமோ ஆசன்ன நிர்வாணம் அப்படிங்கிறது அப்படியே அடங்கி விடுமோ அது போல இவர் தசையினுடைய நிர்விஷ்ட விஷய ஸ்நேகா தசாந்தம் உபேய்வான் சக தசரதா அபி ஆசன்ன நிர்வாணக ஆசீது ஆசன்ன மோ ஆசன்னா பக்கத்தில் வந்தன்னு அர்த்தம் நிர்வாணக அப்படின்னா மோட்ச காலகன்னு அர்த்தம் அந்த டைம அடைந்தவராக ஆயினார் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து நீங்க பார்த்தேன்னா இந்த இவருடைய நிலைமைய வந்து ஒரு பிரதீபத்துல இருக்கிற ஒளியோட கம்பேர் பண்றார் சோ இந்த பிரதீப அர்ச்சிகி இவ சக தசரதா ஆசீத் அதுதான் அங்க உபமாலங்காரம்னு பேரு சரியா அது எல்லாம் உங்களுக்கு புரியலன்னா விட்டுடுங்க இந்த பரீட்சைக்கு அது உபயோகப்படாது ஜஸ்ட் நான் சொல்லும் போது காதுல வாங்கிக்கோங்க அது ஒண்ணு இன்னொன்னு இந்த தசாந்தம்னு சொன்னேன் பார்த்தேடா அது வந்து இட்ஸ் கால்ட் ஸ்லேஷம்னு சொல்லுவார் டபுள் அர்த்தத்துல வரும் தசா அப்படிங்கிறது நிலைமைன்னு ஒரு அர்த்தம் தசான விக்கு திரி அந்த திரியினுடைய அந்தத்தை அடைந்த அந்த அர்ச்சியை போல அந்த அர்ச்சி அந்த ஒளி வந்து திரியனுடைய அந்தம் வந்துடுத்துனா திரி வந்து ஃபுல்லா யூஸ் ஆயிடுச்சு நைட்டு பூரா அது எப்படி அந்த உஷஸ்துல அந்த அர்ச்சி இருக்குமோ தசாந்தத்தை அடைந்த அந்த ஒரு இது போல இந்த ராஜாவும் என்ன அப்படின்னா அவனுடைய நிலைமையினுடைய அந்தத்தை அடைந்தவனாக இருக்கின்றான் சோ நிர்விஷ்டக விஷயேஷு ஸ்னேகா எஸ்ய சக நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா அது சக தசரதாக்கு அப்செக்டிவா போறது தசாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தசையினுடைய எண்டு அப்படின்னா எப்படி சொல்லுவேல் அதுக்கு விக்கிர வாக்கியம் தசையினுடைய எண்டு தசசி அந்தம் தசாங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர் தசாயாம் தசாங்கிறது நிலைமை நிலைமையினுடைய எண்டு தசாந்தம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆசன்னக நிர்வாணக சரியா ஆசன்ன நிர்வாணக அடையப்பட்ட அந்த நிர்வாண அவஸ்தை கடைசி அவஸ்தை ஆசன்ன நிர்வாணக பிரதீப அர்ச்சிகி சோ பிரதீபத்தினுடைய ஒளி எப்படி சொல்லுவேன் விக்கிர வாக்கியம் प्रदीपस्य अर्चिः प्रदि ஆ प्रदीपस्य। பிரதீபஸ்ய அர்ச்சிஹி பிரதீபஸ்ய அர்ச்சிஹி பிரதீபத்தினுடைய ஒரு ஒளி சோ இதெல்லாம் வந்து விக்கிரக வாக்கியங்கள் இந்த விக்கிரக வாக்கியத்தை வந்து நீங்க எப்படி வந்து பிரிச்சு தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும் சோ நிர்விஷ்டக விஷயேஷு ஸ்னேகக ஏன சக இல்லைன்னா எஸ்ய சக எவராலோ அவர் அப்படிப்பட்ட சக தசாயாக அந்தம் உபெய்வான் தசையினுடைய அஹ், எண்டை ஹம், முடிவை அடைந்தான் யாரு அந்த சக தசரதா எது போல உஷசி காலை வேளையில் வேளையில் பிரதீப அர்ச்சிகி இவ தீபத்தில் இருக்கின்ற ஒரு ஒளியை போல ஆசன்ன நிர்வாணக அடையப்பட்ட அந்த மோக்ஷ காலக சக ஆசீத்து சரியா சோ இதுல வந்து இந்த சக தசாந்தம் உபேகிவான் ஓகேவா அதான் மெயின் இன்னொன்னு சக ஆசன்ன நிர்வாணக ஆசீத்து அதுவும் சொல்லிக்கலாம் ஆசீத்துங்கிறதும் ஒரு வேர்பு அங்க இருக்கு நிர்விஷ்ட விஷய ஸ்னேகங்கிறது உங்களுக்கு வந்து புல்லிங்கத்துல இருக்கு அந்தம்ங்கிறது த்வித்தியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு உபேயிவான் அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சகாங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கா உஷசி அப்படிங்கிறது காலை வேளையில் பிரபாதே சோ சப்தமி ஏகவச்சனம் பிரதீபார்ச்சிகி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்திரீலிங்கம் அர்ச்சிகி அப்படிங்கிறது சோ அதுவும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இவங்கிறது அவ்வயம் ஆசன்ன நிர்வாணக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஆசீத்து அசு தாத்து லங் லகாரம் பிரதம புருஷா ஏகவச்சனம் சோ இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் இதுல கீழே இருக்கிற அந்த இத வந்து படிக்கிறேன் அர்த்தா நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா நான் புஸ்தகத்துல இருக்கிறத அப்படியே டைப் படிச்சிருக்கேன் சரியா இந்த பதச்சேதம் பாத்துக்கோங்க நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா விஷய போகான்னு உபபுக்தவான் விஷய போகங்கள் அப்படின்னா மெட்டீரியல் பிளஷர்ஸ் அந்த மெட்டீரியல் பிளஷர்ஸ் எல்லாத்தையும் உபபுக்தவான் என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவனான அந்த சக அந்த தசரதக தசாந்தம் ஜீவன அவஸ்தாயாக அந்திமம் வார்க்கம் வார்த்தகம் வாழ்க்கையினுடைய தச ஜீவன அவஸ்தா அப்படின்னா வாழ்க்கையினுடைய ஸ்டேஜஸ் அதனுடைய அந்திமம் பாகம் கடைசி பாகமான வார்த்தக்கம் அதை உபேயிவான் பிராப்தவான் அடைந்தான் உஷசி எது போல அப்படின்னா உஷசி பிரபாத சமயே காலை வேளையில் பிரதீப அர்ச்சிகி இவ ஒரு தீபத்தினுடைய அர்ச்சினா ஜுவால ஜுவாலையை போல ஆசன்ன நிர்வாணக ஆசன்ன மோட்ச காலக அப்படிங்கிறது வெறும்ன நம்ம அடையிற மோக்ஷம் மாத்திரம் இல்ல ஏதோ ஒன்னுக்கு கடைசி ஸ்டேஜ் வந்துருத்துனாலும் அதுக்கும் மோக்ஷம் தான் பேரு சோ ஆசன்ன மோட்ச காலக ஆசி அபவத் சோ பாவார்த்தம் என்ன அப்படின்னா தசரதக நானாவிதானு விஷய உபபோகானு அனுபூய வார்த்தகே நிர்வாண உன்முக தீபஜ்வாலா இவ பிரசாந்தி காமக ஆசீத் ஸோ தசரதக நானாவிதான விஷய உபபோகானு நானாவிதானுனா பலவிதமான விஷய உபபோகானு மெட்டீரியல் மெட்டீரியல் மெட்டீரியல் பிளஷர்ஸ அனுபவிய அனுபவித்து விட்டு வார்த்தகே வயதான காலத்தில் நிர்வாண உன்முக ஜ்வி ஜுவாலா இவ கடைசி ஸ்டேஜ்ல இருக்கின்ற ஒரு தீப ஜுவாலையை போல பிரசாந்தி காமக ஆசைத்து ஒரே ஒரு ஒரு சாந்தி அவஸ்தையில அவன் இருந்து கொண்டிருந்தான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் தம் கர்ண மூலம் ஆகத்திய ராமே ஸ்ரீஹி நெஸ்யதாமிதி கைகேயி சங்கையா இவ ஆக பலித ஜரா சோ வந்து இந்த ஸ்லோகம் என்னன்னா பியூட்டிஃபுல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா அதாவது தசரதருக்கு வந்து வயசாயிடுத்து அவர் வந்து தசாந்தம் உபேயிவான்லாம் பார்த்தாச்சு எப்படி ஒரு பிரதிபார்ச்சிரிவ உஷசி அப்படின்னு முந்தின ஸ்லோகத்துல சொல்லியாச்சு இதுக்கப்புறம் அவர் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ராமன் ராமனுக்கு வந்து ராமே ஸ்ரீஹி நெசதாமிதி ராமனிடத்தில் ஸ்ரீஹினா வெல்த் இந்த இடத்துல ராஜ்யம் ராமனிடத்தில் ராஜ்யத்தை வைத்து விடு அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா ஜரா ஜரானா ஓல்டேஜ் கிழட்டுத்தன்மை அந்த வயசு வயது ஓல்டேஜுங்கிறது எப்படி வந்து சொல்லித்தான் அப்படின்னா அதாவது இது வந்து உத்பிரேக்ஷா அலங்காரம்னு சொல்லுவான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல எப்படி அப்படின்னா இல்லாத அது ஆக்சுவலி நடக்கல ஆனா அந்த மாதிரி அத ஒரு பொய்டிக் ஃபேண்டசி ஒரு சாரி பொய்டிக் ஃபேன்சி பண்ணா அது பேர் உட்பிரேக்ஷான்னு சொல்லுவான் அந்த அலங்காரத்துக்கு சோ வந்து இந்த ஜராவானது என்ன பண்ணதான் நீங்க வந்து நீங்க இன் ஜெனரல் யோசிச்சேன்னா பித்த நிறம் வரும் தெரியுமா பித்த நிறம் எல்லாம் வந்ததுன்னா இங்கெல்லாம் வரும் இந்த வயசாயி நிறை வந்து ஃபர்ஸ்ட் காது கிட்ட தான் வரும் காது கிட்ட நிறம் வந்து கொடுத்தோம்னா வயசாயிடுதுன்னு அர்த்தம் சோ அந்த காது கிட்ட வர அந்த அந்த நிறையானது அந்த அந்த அந்த கிரே ஹேர் இருக்கு பாருங்க அது வந்து அந்த பலித்தம் பலித்தம்னா கிரே ஹேர்னு அர்த்தம் பலித்த சத்மனா அப்படின்னா வியாஜம்னு அர்த்தம் ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த இந்த இந்த guise of a grey hair அந்த சத்மனா அந்த ஜராவானது என்ன பண்ணித்து அப்படின்னா அவனுடைய ரெண்டு காது பக்கமும் அவனுக்கு நிறைச்சு போட்டான் சோ அந்த இது வந்து ஆக்சுவல் அக்கரன்ஸ் அவன் காது கிட்ட நிறைச்சு போயிடுத்து அவனுக்கு வயசாயிடுதுங்கிறது நேச்சுரலா எல்லாருக்கும் உலகத்துல நடக்கிறது அத வந்து பொயட்டு வந்து கவி காளிதாசர் வந்து தன்னுடைய ஒரு உக்திய வச்சுட்டு அதை எப்படி வந்து உத்பிரேட்ச பண்றார் அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட அந்த ஜராவானது வலித்த சத்மனா கிரே ஹேருங்கிற ஒரு வியாஜேன இந்த guise of a grey hair என்ன பண்றது அப்படின்னா தம் கர்ணமூலம் ஆகத்திய தம் அப்படின்னா அந்த தசரத்தனுடைய கர்ணத்தினுடைய மூலம் மூலம்னா அக்ரபாகம் இந்த எட்ஜ் ஆஃப் இஸ் இயர்ஸ் அந்த அங்க வந்துட்டு ஆகத்திய அந்த ஜராவானது என்ன சொல்றதாம் ராமே ஸ்ரீஹி நிசியதாம் இது ஆக்சுவலி ஜரா சொல்லல அந்த indication of the grey hair denotes that அவனுக்கு வயசாயிடுத்து போருண்டா இறங்கிடும் இனிமே ராமருக்கு பட்டாபிஷேகம் கட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கான் புரியுறதா சோ அது ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஜரா வந்து ஒரு பலித்த சத்மனா இந்த கைஸ் ஆஃப் கிரே ஹேர் ஏன் வரணும் அப்படின்னா கைகேயி சங்கையா இவ ஆக அப்படின்னா கொஞ்சம் பயம் இருந்துதான் as though as though the old age has fear of Kaikeyi so Kaikeyi சங்கையா இவ சங்கானா இன் ஜென்ரல் டவுட்னு அர்த்தம் இந்த இடத்துல சங்கானா ஒரு பயம் சோ அந்த கைகேயி கிட்ட இருக்கிற ஒரு பயத்தினால அந்த ஜரா வந்து நேர வந்து ராஜா கிட்ட சொல்லலையாம் அவனுடைய ரெண்டு காது கிட்ட அந்த நிறமுடி ரூபமாக வந்து உட்கார்ந்துண்டு உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த நிறமுடி வந்து ராஜாக்கு என்ன இண்டிகேட் பண்றதுன்னா போரும்பா உனக்கு வயசாயிடுத்து ராமனிடத்தில் ஸ்ரீய வச்சுடும் அப்படின்னு சொல்றேன் அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கற்பனை பாருங்க நேச்சுரலா நடக்கிற ஒரு அக்கரன்ஸ கவி வந்து இந்த மாதிரி ஒரு உத்பிரேட்ச பண்றார் அதுதான் காளிதாசரனுடைய பியூட்டி லாங்குவேஜ் வந்து அப்படியே சிம்பிளா இருக்கு ஒன்னும் பெருசா யூஸ் பண்ணல தம் கர்ண மூலம் ஆகத்திய நீங்க ரெண்டு தடவை படிச்சாலும் உங்களுக்கே புரியும் அந்த ஸ்ரீய நிசியத்தை நிசியதாம் இது இங்க வந்து என்ன அப்படின்னா அன்வயம் பார்த்தேன்னா கைகேயி சங்கையா இவ ஜரா பலித்த சத்மனா கர்ம மூலம் ஆகத்திய ராமே ஸ்ரீஹி நெசியதாம் இது தம் ஆக தம் ஆக அப்படின்னா அவனை அவனிடத்தில் சொன்னாருங்கிற அர்த்தம் அவனை சொன்னார் என்ன அப்படின்னா ஆகங்கிறது உங்களுக்கு லிட்டு குருனுடைய ஆக ஆகத்துகு ஆகுகு ஜரா தம் ஆக அதான் மெயின் சென்டென்ஸ் ஜராவானது அவனை சொன்னது என்ன என்ன சொல்லித்து அப்படின்னா எதுக்காக சொல்லித்து அப்படின்னா கைகேயி சங்கையா இவ கைகேயாக சங்கா கைகேயி சங்கா தயா கைகேயி சங்கையா அந்த கைகேயினிடத்தில் இருக்கின்ற ஒரு சங்கையா ஒரு பீத்தியா பயத்தினால் பயத்தீனா பயம் இருப்பது போல அங்க இவ போட்டிருக்காரு பார்த்தேடா முந்தின இதுல வந்து இவ போட்டார் இவங்கிறது கம்பாரிசன் அங்க சிமிலி இங்க சிமிலி கிடையாது இங்க உட்பிரேட்ச அந்த கைகேயி கிட்ட இருக்கிற ஒரு பயத்தினாலேயோ என்னவோ ஜரா அந்த கிழட்டுத்தன்மையானது வயதுங்கிறது வார்த்தக்கியம்ங்கிறது பலித்த சத்மனா பலித்தம்ங்கிறது கிரேஹர் சத்மன் அப்படிங்கிறது ஒரு ஒரு கைஸ் மறைக்கிறது ஒரு வியாஜம் அந்த அந்த பலித்த சத்மனா அந்த ஒரு கிரே ஹேருங்கிற ஒரு வியாஜத்தினால கரண மூலம் ஆகத்திய அந்த ராஜாவினுடைய கர்ணசிய மூலம் கர்ண மூலம் கர்ண காதனுடைய மூலத்துக்கு ஆகத்திய வந்துவிட்டு ராமே ராமனிடத்தில் ஸ்ரீஹி ஸ்ரீஹிங்கிறது லக்ஷ்மின்னு அர்த்தம் இந்த இடத்துல லக்ஷ்மிங்கிறது ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை நெசியதாம் வைக்கப்படட்டும் வைக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு வந்து இது தம் ஆக அவனை அவன்கிட்ட சொல்லிட்டு சரியா இங்க வந்து என்ன அப்படின்னா ஜரா அந்த வார்த்தக்கிய அவஸ்தாங்கிறது கைகேயி சங்கையா இவ கைகேயி ஆசங்கையா இவ கைகேயினிடத்தில் வைக்கப்பட்ட ஒரு பயத்தினாலோ என்னவோ பலித்த சத்மனா சுக்ல கேச வியாஜேன சுக்லம்னா வெள்ள கேசம்னா முடி வியாஜம்னா ஒரு வியாஜம் ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிறது கருண மூலமாகத்திய கர்ண சமீபம் பிராப்பிய கர்ணத்தினுடைய பக்கத்தில் அடைந்து ராமே ராமபத்ரே ராமனிடத்தில் ஸ்ரீஹி ராஜ்யலக்ஷ்மி லக்ஷ்மியை சரியா நெஸ்யதாம் ராஜ்யலக்ஷ்மியானவள் வைக்கப்படட்டும் உன்னால் பாசிவ்ல இருக்கு இங்க சரியா நீ அஸ்ஸுங்கிறது தாத்து அதுல ஆத்மநேபதம் லோட் லகாரம் கர்மணி பிரயோகம் சோ நீ பிளஸ் அஸ் நெஸ்யதாம் நிதியதாம் லக்ஷ்மிஹி நெஸ்யதாம் லக்ஷ்மியானவள் வைக்கப்படட்டும் என்று இது ஏவம் தசரதம் தசரதம் ஆக யாரு ஆக ஜரா ஆக ஆக இவ சொன்னது போல் லிட்ரலி ஜரா சொல்லிடல சொன்னது போல் அந்த அந்த நிறைச்ச முடிய அந்த மாதிரி ஒரு ஒரு பொய்டிக் ஃபேன்சில பண்ற விருத்தாவஸ்தா சுக்ல வியாஜ கேஷ வியாஜேன கைகேயி சங்கையா தசரதசிய கரணாந்திகம் உபேத்திய ராமே ராஜ்யம் நிதீயதாமிதி ரகசியம் உவாச்ச இவ சோ விருத்தா அவஸ்தா அந்த ஓல்டு ஏஜ் ஆனது அந்த ஸ்டேஜ் ஆனது சுக்ல கேச வியாஜேன சுக்லம்னா வெள்ள கேசம்னா முடி வியாஜேனா அந்த வியாஜத்தினால கைகேயி சங்கையா கைகேயி மேல இருக்கிற ஒரு பயத்தினால தசரதசிய கருணாந்திகம் உபேத்திய உபேத்தியனா அடைந்துன்னு அர்த்தம் சரியா ஏதி இருக்குல்ல அதனுடைய உபேத்தியங்கிறது லெப்ல இருக்கு தசரதசிய கருணாந்திகம் உபேத்திய தசரதரனுடைய காது பக்கத்தில் வந்து சொல் வந்திருந்து ராமே ராஜ்யம் நிதியதாம் இதி ராமனிடத்தில் ராஜ்யத்தை வையுங்கள் வைக்கப்படட்டும் ராமனிடத்தில் ராஜ்யம் வைத்து விடுங்கள் என்று ரகசியம் உவாச்ச இவ ரகசியத்தை சொல்வது போல லிட்ரலி அந்த ஜரா சொல்லல சொல்றது போல அங்க நிறைச்ச முடிவு வந்துதான் அர்த்தாத்து விருத்தக தசரத ராமசிய யவராஜ்ய அபிஷேகாய அச்சிந்தயத்து இது பாவக அர்த்தாத் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா விருத்தக தசரதக வயசான அந்த தசரதரானவர் ராமருக்கு எவ்வ ராமருடைய யௌவராஜ்ய யௌவராஜ்ய அபிஷேகாய ராமருடைய அந்த யுவராஜம் யுவராஜம்னா பிரின்ஸ் அந்த பட்டாபிஷேகத்துக்கோசரம் அச்சிந்தயத்து யோசிக்கட்டும் தான் இந்த ஸ்லோகம் சரியா இங்க வந்து கர்ணசிய மூலம் கருண மூலம் கர்ண மூலம் பிளஸ் ஆகத்திய கர்ண மூலம் ஆகத்திய ஆ பிளஸ் கமு லெப்பு இதுவும் சரியா ராமே ஸ்ரீஹி நெஸ்யதாம் நெஸ்யதாம் அப்படிங்கிறது ஸ்ரீஹி துவயா ராமே நெஸ்யதாம் சரியா உன்னால் வைக்கப்படட்டும் நீ அசு உங்களுக்கு வந்து லோட்டுல இருக்கு சரியா அப்புறம் கைகேயி சங்கையா இவ ஆக கைகேயாக சங்கா கைகேயி சங்கா தயா கைகேயி சங்கையா இவ ஆ பிளஸ் இ இ கைகேயி சங்கையா பிளஸ் இவ கைகேயி சங்கையா இவ இவ பிளஸ் ஆக இவாக பலித்த சத்மனா பலித்தக பிளஸ் சத்மனா பலி பலித்த சத்மனா இங்க வந்து திருத்தியா விபத்தில இருக்கு சத்மன்கிறது தான் அங்க பதம் உங்களுக்கு சரியா நபும்சகலிங்கம் அது சத்மன் சத்ம சத்மனி சத்மானி சத்ம சத்மனி சத்மானி சத்மனா திருத்தியா விபத்தில இருக்கு ஜரா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்ரீலிங்கம் சரியா ஜரா ஆக அதுதான் மெயின் இங்க வந்து அலங்காரம் வந்து உத்ரேக்ஷான்னு ஒரு அலங்காரம் சரியா இருக்கா